அனைவருக்கும் வணக்கம் படித்தேன் வாழ்க்கையை பிடித்தேன் ஆம் நான் படித்த புத்தகம் வெற்றிக்கு துணை நிற்கும் நூறு எளிய வழிமுறைகள் பேராசிரியர் எஸ் லாரன்ஸ் ஜெயக்குமார் எழுதிய அந்த புத்தகம்தான் அதில் நூறு வழிமுறைகள் இருந்தது முதலில் நேர்மறை வார்த்தைகள் என்பதில் தொடங்கி இறுதியாக நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பது வரை நான் வந்து ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து இருமுறை எழுதி அதில் தோல்வி உற்றேன் அதிக மன உளைச்சலில் இருந்தேன் நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவோமா அப்படின்னுட்டு நான் ஒரு தனியார் பள்ளியில் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புக்கு ஒரு இயற்பியல் ஆசிரியராக வேலை பணியாற்றி கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் இரண்டு முறை ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெறவில்லையே நாம் ஒரு படித்த படிப்பிற்கு நம்மளால் வேலை கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இருந்தேன் அந்த நேரத்தில் நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் இந்த நூறு எளிய வழி வழிமுறைகள் சின்ன புத்தகம் தான் அது இருப்பினும் எடுத்து ஒவ்வொன்றையா பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக இருந்த அந்த நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்ற அந்த ஒரு நேர்மறை எண்ணமே என்னை அதை வாசிக்க தூண்டியது அதாவது இந்த உலகத்தில் ஒருவர் போல் மற்றொருவர் கிடையாது அதே போல இவர்கள் மட்டும்தான் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்ற வரைமுறையும் கிடையாது உலகம் மிக பெரியது யார் வேண்டுமானாலும் ஜெய் ஜெயிப்பதற்கு போதுமான இடம் இருக்கிறது நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் சிறப்பாக உழைக்க ஆரம்பித்து விட்டாலே உங்களுக்கு இடம் நிச்சயம் காத்திருக்கும் வாழ்த்துக்கள் என்பதுதான் அது அன்றைக்கு தான் நான் ஒரு முயற்சி எடுத்து காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நானாவே ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்தந்த டயத்துக்கு இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நடந்த அந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு ஒரு ஒரு அரசு பள்ளியில அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ கூட எங்களுடைய மாணவர்களுக்கு காலை வழிபாட்டு கூட்டத்துல பேசும்போது கூட இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய நூறு வழிமுறைகள்ல வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நூறு வழிமுறைகள் ஏதாவது ஒண்ணு வந்து மாணவர்களிடையே அதை உரையாற்றுவேன் அவங்களுக்கு பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா காலையில வழிபாட்டு கூட்டத்துல பேசுற ஒவ்வொருத்தரும் என்ன பேசுவாங்க பசங்களுக்கு அது வந்து ஒரு புத்துணர்ச்சி மாதிரி தான் அதை பேசும்போது எனக்கும் ஒரு சந்தோஷம் என்னோட வாழ்க்கையில இது சாதாரண எல்லாரும் சொல்ற வார்த்தையா இருக்கலாம் ஆனா அந்த நேரத்துல ஜெயிப்பதற்கு யாரா கண்டிப்பா உங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு அதை நோக்கி உழைப்பு அதிகம் போட்டாலே கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறலாங்கிற அந்த வரிகள் வந்து என்னோட வாழ்க்கையை வந்து மாற்றியது இன்னைக்கு ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா இருக்கேன்னா அந்த வார்த்தை எனக்கு அந்த நேரத்துல ஒரு துவண்டு போன நேரத்தில் எனக்கு தூண்டல் தூண்டுதலாக அமைந்தது நன்றி வணக்கம்